ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிளெயின் சாரீஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸுங்க இந்த சாரீஸை ஒவ்வொன்றா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்டுடைய ரிவ்யூ தான் நான் பண்ண போகிறேன் அது யாரோட இது அப்படின்னா பேகெட் இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விமனுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க இவங்ககிட்ட ஸோ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் hand bags tote bags sling bag laptop wallet bag bags இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸ் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஜிப் டைப்லேயும் இருக்குது பட்டன் டைப்லேயும் இருக்குங்க டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இவங்ககிட்ட பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க எஸ்பெஷலி சொல்லப்போனால் எல்லாமே லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டியாக மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்ஸ் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக இவங்க ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ண முடியும் அண்டு டைரக்ட் அவுட்லெட்டும் கூட நிறைய பிளேசஸில் இருக்குங்க ஸோ அங்கேயும் கூட நீங்கள் வந்து பேகெட் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த பேகெட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்லேயே லெஃப்ட் சைடில் பாட்டமில் வியூ ப்ராடக்ட் அப்படின்னு டேக் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ராடக்ட் வந்து நம்ம டேக் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி உள்ளே போய் இந்த பேக்கெட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குது லேட்டஸ்ட் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக இருக்குங்க ஸோ இப்போ நம்ம வந்து சாரீஸுடைய ப்ரைஸஸும் அண்டு சாரீஸை பற்றியும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதே பிளெயின் சாரீஸுடைய வெரைட்டிஸ் தாங்க அதுவும் three type of plain saris வந்து நம்ம பார்க்க போகிறோம் த்ரீ ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் இருக்க போகுதுங்க first one four six seven sari number four six seven maroon கலருங்க இது வந்து ப்ரௌன் மிக்சிங்கில் தான் இருக்கும் சாரியோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌனுன்னு சொல்ல முடியாது மெருன்னு சொல்ல முடியாது ஸோ ரெண்டு மிக்சிங்கில் இருக்கக்கூடிய கலர் தான் இது வித் பல்லு ஒர்க் பல்லுவில் உங்களுக்கு வந்து கோல்டு டெஸ்டட் சரியில் ஒர்க் இருக்கும் டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ ஸ்ட்ரைட்ஸ் லைன்ஸ் இருக்குங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு பிளைன் பல்லு மட்டும் உங்களுக்கு டிசைன் வரும் ப்ளவுஸும் plain next sari number four six eight same pattern second colour sari இதோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டன் எல்லோ இதுமே பல்லுவில் ஒர்க் இருக்குது டாப் அண்ட் பாட்டமில் த்ரீ ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் வந்துடுது எல்லாமே கோல்டன் டெஸ்டட் சரி தாங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹஃபைன் ஜரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சில்க்கு பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk warp weft ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து கூட நீங்கள் வந்து இது பியூர் சில்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே டபுள் வார்ப்பு சாரீஸுங்க ஸோ டபுள் வார்ப்பு சாரீ அப்படிங்கும்போது சாரியுடைய குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் next sari sari number four six nine so first பேட்டர்னில் தான் நம்ம இப்போ சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சாரியோடைய price five thousand four hundred rupees ஐயாயிரத்தி நானூறுபாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது first pattern five thousand four hundred four six nine பார்த்துட்ருக்கீங்க இது டபுள் ஷேட் கலர் அதாவது blue and light green colour மிக்சிங்கில் இருக்குங்க பார்க்குறக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ராமர் க்ரீன் மாதிரியும் கூட உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இது க்ரீன்னு சொல்ல முடியாது ப்ளூ அண்டு க்ரீன் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய colour first pattern five thousand four hundred sari number four seven zero இதுவும் first pattern five thousand four hundred இந்த வீடியோவில் நம்ம த்ரீ ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் சாரீஸ் பார்க்குறதுனால நான் ப்ரைஸஸ் மட்டும் இன்பிட்வீன் வந்து நம்ம உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்போ தான் வந்து உங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆகாது எந்த சாரீ என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி கலர் பிங்க் கலர் கொஞ்சம் டார்க் பிங்க்காக இருக்குங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க சாரீ நம் சாரீ நம்பரை மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறது தாங்க பெட்டராக இருக்கும் கால் பண்ணிங்க வாட்ஸ்அப் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் கால் பண்ணிங்கன்னா கூட நம்ம அட்டன் பண்ணுவோம் அதுவும் உங்களுடைய என்கொயரிஸ் ஏதாவது இருக்குது டவுட்ஸ் இருக்குது அந்த சாரீ வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியல இல்லை எப்படி பே பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கலாங்க ஆனால் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தாங்க பண்ணணும் அதுவும் சாரீ கோடு கண்டிப்பாக சென்ட் பண்ணணுங்க sari number four seven one இது வந்து coffee brown colour five thousand four hundred first பேட்டர்னில் இருக்கக்கூடியது நம்மக்கிட்ட ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ஆல்சோ அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் போகும்போது சிங்கிள் இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஒரு சாரீ தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்த சாரியுடைய number four seven two colour copper sulphate blue five thousand four hundred rupees ஐயாயிரத்தி நானூறுபாய்க்கு இந்த சாரி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பேட்டர்ன் அதாவது இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்லுள்ள டிசைன் வரும் அண்ட் ஆல்சோ பாடியில் ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸும் வருங்க ஜரியில் ஸ்ட்ரைப் லைன்ஸ் வரும் வெர்டிக்கலாக வரும் செகண்ட் பேட்டர்னுடைய sari price five thousand six hundred rupees ஐயாயிரத்தி ஆறுநூறுபாய்ங்க ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் பிளைன் வரும்போது தான் five thousand two hundred pallu design வந்துச்சு அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் லைன் வந்தது அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரியுடைய number four seven three colour red colour sari number four seven four இது வந்து பீகாக் ப்ளூ கலருங்க ஸோ பீகாக் ப்ளூ அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் டபுள் கலர் மிக்ஸ்டு அதாவது ப்ளூ அண்ட் க்ரீன் இந்த ரெண்டு மிக்சிங்கில் இருக்கக்கூடியதான் நம்ம பீகாக் ப்ளூன்னு சொல்லுவோம் இதுவுமே ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாடியிலையும் உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் பாடியில் மட்டும் இல்லைங்க இதுதான் ப்ளவுஸ் போர்ஷன் எண்டில் வரக்கூடியது இதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த லைன் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பியூர் சில்க்குங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் இதை நான் ஏன் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் நிறையவே வந்து மிக்சடு ப்ராடக்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்படுறேங்க பியூர் சில்க்குடைய ப்ரைஸுக்கே அந்த மிக்சடு ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸுமே இருக்குது கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி நம்ம இதை செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம சில்க்கு தான் யூஸ் பண்ணுறோங்கிறதையும் சொல்கிறோங்க sari number four seven five colour purple colour five thousand six hundred international shipping அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோர் செவன் சிக்ஸ் ஸோ இந்த சாரியோடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோ எல்லோ கூட என்ன இருக்குது அப்படின்னா லைட் க்ரீம் கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடாக வருதுங்க எல்லோனா இது வந்து பியூர் எல்லோ கிடையாதுங்க வித் க்ரீமோட மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஸோ லைட் கலராக வருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எல்லோ இதுமே five thousand six hundred rupees sari number four double seven இது வந்து கிரே கலர் ஸோ இந்த கிரே கலர் எப்படின்னா black with cream mixing cream கலரும் பிளாக் கலரும் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த கிரே கலர் அச்சீவ் பண்ண முடியுது ஸோ பிளாக் கலர் மிக்ஸிங் போது ஆப்வியஸ்லி அந்த பிளாக் கலர் த்ரெட்ஸ் வந்து நமக்கு சேரீயில் சில இடங்களில் விசிபிளாக இருக்கும் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ நீங்கள் புக் பண்ண சேரீ இல்லாமல் வேறு சேரீ வந்தாலோ நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கட் வீடியோவாக இருக்கக்கூடாது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது பியூர் சில்க்குங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் டபுள் வார்ப்பு சரிங்க த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு சாரீ தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் sari number four seven eight colour violet and இங்கு ப்ளூ மிக்சிங்கில் இருக்கக்கூடியதுங்க double shade five thousand six hundred இனி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீங்க தேர்ட் பேட்டர்ன் சாரீஸுடைய price five thousand eight hundred ஐயாயிரத்தி எட்நூறுபாங்க இதில் என்ன அப்படின்னா பாடி ஃபுல்லாக உங்களுக்கு பிளெயினாக இருக்கும் ப்ளவுஸ் அண்ட் பல்லு சேம் டிசைனில் இருக்குங்க சில்வர் ஜரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் இதில் மட்டும் சில்வர் ஜரிங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து ப்ளவுஸ் ஸோ இது வந்து பல்லு ஸோ சாரியில் பாடி ஆஃப் சாரியுடைய லென்த்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரும் length of blouse point seven மீட்டரும் with of the sari and blouse forty five point five inches எபவும் இருக்குங்க sari number four eight zero இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த கலரு சொல்லிடுறேங்க சாரியுடைய கலர் என்னன்னு சொல்லிடுறேன் இது வந்து ஃபோர் செவன்ட்டி நைன் இதோடைய கலர் லெவண்டர் அடுத்து ஃபோர் எயிட்டி நம்ம பார்க்குறோம் இது light chocolate brown colour chocolate ப்ரௌன்லேயே வந்து லைட் கலருங்க இது third pattern five thousand eight ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு இந்த சாரி கிடைக்குது வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணும்போது நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ண சொல்லுங்கள் ஒரு பர்சன்ட் டவுட் இருந்தால் கூட புக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா அது கேட்குறவங்களுக்கு நம்ம அந்த சாரீ கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் ஸோ அதனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேரீ வேணும் அப்படின்னா புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அண்ட் நம்மளும் வந்து உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு தான் புக் பண்ணுவோம் புக்குடு ஃபாரியும் கூட ரிப்ளேவும் கொடுப்போம் நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் சாரியுடைய number four eighty one colour pink colour five thousand eight hundred ருபீஸ்ங்க இந்த சாரீ நெக்ஸ்ட் சாரீ பார்த்துடலாம் four eighty two colour green parrot க்ரீனில் இருக்குங்க நல்லா பிரைட்டாகவே இருக்கும் இந்த க்ரீன் இதுவுமே ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க இந்த வீடியோவில் நம்ம த்ரீ பேட்டர்னில் பிளைன் சாரீஸ் வெரைட்டிஸ் பார்த்தோம் five thousand four hundred five thousand six hundred five thousand eight hundred three price ரேஞ்சஸ்லேயும் நம்ம பார்த்தோங்க எல்லாமே double work sari pure silk sari soft silk handloom made இந்த சாரீஸில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் எல்லா சாரீஸுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டோம் ஸோ எந்த சாரீலாம் ஓப்பன் பண்ணி காமிச்சோமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் பாருங்கள் இந்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க சாரீ கோடு சென்ட் பண்ணிங்கன்னா தான் அவைலபிலிட்டி வந்து ஈஸியாக செக் பண்ணி சொல்லவும் முடியும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்